வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீடியோவில் பேக்ரவுண்ட் வந்து எந்த கலராக இருந்தாலும் சரி அதாவது இப்போ நார்மலாக வீடியோ எடிட் பண்ணுறாங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல க்ரீன் ஸ்கிரீன் வச்சு தான் எடிட் பண்ணுவாங்க அது எந்த கலராக இருந்தாலும் நம்ம பேக்ரவுண்டை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கீழே இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஏன்னா நாங்கள் ஃபியூச்சரில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது முன்னே சொன்ன மாதிரி தான் அதாவது பேக்ரவுண்டில் எந்த கலராக இருந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கெயின் மாஸ்டர் ஆப் இருந்தால் போதும் இதிலே நிறையா இருக்குது நீங்கள் நான் எப்போது ஒரு நார்மல் ஒரு நார்மலே ஏற்றிக்கலாம் இப்போது கெயின் மாஸ்டர் உள்ளே போயிட்டு கிரியேட் சிம்பிள் இருக்கும் அதை ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் மீடியா செலக்ட் பண்ணிக்கங்க மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ பேக்ரவுண்டுக்கு அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள் நான் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி இமேஜாக ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த இமேஜை வந்து கொஞ்சம் லாங் கண்டென்ட்டாக எடுத்துக்கிறேன் அதை எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் லேயருக்கு போங்க லேயர் போனால் அது உங்கள் விருப்பம் இது வந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும்னா க்ராப் பண்ணிக்கலாம் இல்லை வேணான்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ க்ராப் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இமேஜ் வீடியோ ஃபுல்லாக ஒரே சைஸ்லேயே உங்களுக்கு இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் மேலே ஒரு வீடியோ ஒரு க்ராப் பண்ணி வச்சுருக்கிறேன் கீழே அதே சைஸில் க்ராப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுறேன் நான் ஓகே கொடுத்துட்றேன் பாருங்கள் ஓகே கொடுத்துட்றேன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா லேயர் ப்ரெஸ் பண்ணுறேன் லேயர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா பேக்ரவுண்டுக்காக நம்ம அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபேஸ் வீடியோ வைக்கிறோம் இப்போது எக்ஸாம்பிள் நான் ஷேர் ஷாட்லேருந்து ஒரு ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணேன் அந்த ஸ்டேட்டஸில் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அந்த ஸ்டேட்டஸை ஓரளவுக்கு நார்மல் சைஸில் வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா குரோமா கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் குரோமா கீன்னு ஒன்றும் இல்லை விஎஃப்எக்ஸ் எடிட் பண்ணுறவங்க இதை தான் யூஸ் பண்ணுவாங்க அதில் இன்டர்ஃபேஸில் கலர் நிறையா இருக்கும் எந்த கலர் நம்ம எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கலர் சூஸ் பண்ணணும் நான் இப்போ பிளாக் சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா பேக்ரவுண்ட் பிளாக்கில் இருக்கனால அந்த கலரை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் அது கரெக்டாக பிக்சர் ஆகுதோ அதில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பிளாக் கொடுவது தெரியும் அதனால் திருப்பியும் போய் ரீ அரேஞ்ச் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வைக்கிறேன் வச்சுட்டும் பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் லேசாக பிளாக் கோட்ஸ் விழுவுது இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் ரீ அரேஞ்ச் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுல் டார்க்னஸையும் எடுத்துட்டு நேச்சுரலாக செஞ்ச மாதிரி கொண்டு வரதுக்காகத்தான் இப்போ அந்த ஆப்ஷன் வைக்கிறேன் ஏன்னா இப்போ இது லைட்னஸாக வச்சதுனால உங்களுக்கு பிளாக் மார்க் தெரியாது ஏன்னா இப்போ பாருங்கள் Oh இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கை ரிமூவ் பண்ணிட்டோம் அதில் என் இடையில நான் வந்து நம்ம சேனலோட லோகோவை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அது வந்து நம்ம நார்மலாக என்ன வேணாலும் வைக்கலாம் நான் வந்து நமக்கு லோகோவையே நான் வந்து சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வீடியோஸையும் எல்லாத்தையும் க்ராப் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த லோகோவை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்போது சைஸ் பெருசாக இருக்குது சின்னதாக ஆக்கிட்டு லேஸாக ஃப்ளிப் பண்ணி பண்ணுறேன் ஃப்ளிப் பண்ணுறப்ப அது வந்து இந்த ரியாலிட்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கண்டதெல்லாம் இவ்வளோ தாங்க வீடியோ இதை வந்து விஎஃப்எக்ஸில் பண்ணுறப்ப க்ரீன் கலரில் வச்சு பண்ணுவாங்க ஏன் க்ரீன்னா க்ரீன் பெட்டராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம்